காப்பாளர் காமாட்சியே ஓம் ஓம் சக்தி சக்தி அம்மனே போற்றிவோம் ஓம் என்பத்தரும் அம்மையே போற்றிவோம் ஓம் அன்புக்கு அரசியே போற்றிவோம் ஓம் அருகுக்கு சுடரே போற்றிவோம் ஓம் எண்ணிற்கு இணையே போற்றிவோம் ஓம் எல்லைக்கு துணையே போற்றிவோம் ஓம் அருளுக்கு அரசே போற்றிவோம் ஓம் ஆனந்த வழியே போற்றிவோம் ஓம் கற்பிணி காவலே போற்றிவோம் பசும்பொன் கிழக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குழம்போ நெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன்